வணக்கம் நண்பர்களே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ ஓம் குருவே நமக அதாவது இன்று நாம் பார்க்க போவது உண்டு சனியும் சந்திரனும் ஒன்றாக சேர்ந்திருந்தால் அதற்குரிய பலன்கள் என்ன அப்படிங்கிறது நம்ம இன்றைக்கி பார்க்கலாங்க சரிங்களாங்க அதாவது இன்றைக்கி நான் நல்லா பார்த்தீங்கன்னா பொறுப்பலன்கள் தான் போத்துரு போட்டிருப்பேன் இது அப்படியே உங்களுக்கு பொருண்டும் நீங்கள் அப்படி தான் இருப்பீங்க அப்படியெல்லாம் கிடையாது இதில் நீங்கள் சில பேர் வந்து மாறுபட்டு இருக்கலாம் இது அப்படியே அதே குண குணாதிசயங்கள் நீங்கள் பிரதிபலிப்பவர்களாகவும் இருக்கலாம் நல்லதை நீங்கள் அதிகமாக ஏற்படுத்திக்கிறணும் தீய விஷயங்களை நீங்கள் விளக்கிக்கிறதும் நல்லது முதல்ல சனியும் சந்திரனும் ஒரு கிரகத்தின் சேர்க்கையை நம்ம எப்படி அது சேர்க்கைன்னு எடுத்துக்கலாம் அந்த கிரகங்களின் சேர்க்கை உங்களுக்கு அந்த பாவம் சார்ந்த விஷயங்கள் எப்படி பலன் தர்றது அப்படின்னு நீங்கள் பாருங்கள் நீங்கள் நல்லா இப்போ வீடியோவில் பாருங்கள் சந்திரன் ஐந்து டிகிரியில் இருக்குது உதாரணத்திற்கு மேச ராசியில் சந்திரன் ஐந்து டிகிரியில் இருக்குது சனி வந்து பதினைந்து டிகிரியில் இருக்குது அப்படின்னா சந்திரன் அஸ்வினிலையும் பரணியில் பதினைந்து டிகிரியில் வந்து சனியும் இருக்குது அப்படின்னா சந்திரனை விட்டு பத்து டிகிரி பின்னே விலகி இருக்குது சனி அப்படின்னா சனியோட ஆளுமை சந்திரனுக்கு முழுமையாக இருக்கும் இதற்கு பெயர் தான் கிரக சேர்க்கை ஒன்று இது அதிகமாக இருக்கிற நூறு நூறு பர்சன்டேஜ் சனியோட ஆளுமை அந்த ஜாதகருக்கு இருக்கும் அப்படின்னு அர்த்தம் சரிங்க இப்போ அடுத்த அப்படியே பாருங்கள் அடுத்த வீடியோவில் அடுத்த சார்ட்டில் பாருங்கள் இருபத்தி ஐந்து டிகிரி விலகி இருக்குது சனி சந்திரன் ஐந்து பகையிலையும் சனி இருபத்தைந்து பாகைனா இருபது பகை விலகி இருக்குது அப்படின்னா நிச்சயமாக இது செயற்கையான நீங்கள் கருடக்கூடாது இது சனி சந்திரன் சேர்க்கை கிடையவே கிடையாது அந்த குணாதிசயம் உங்களுக்கு வெளிப்படாது மேபி ஒரு இருபது சதவீதம் ஒரு பதினைந்து சதவீதம் தான் வெளிப்படும் ஆனால் நீங்கள் பெரிய அளவில் உங்கள் உங்கள் லக்கணமாக இருந்தால் கண்டிப்பாக வெளிப்படும் இதுவே லக்கணத்திலேயே சந்திரனும் சனியும் சேர்க்கை இருந்தால் கண்டிப்பாக இந்த இருபத்தைந்து டிகிரி ஒரு இருபது டிகிரி கொஞ்சம் கேப் இருந்தாலுமே கண்டிப்பாக அது சரி உங்கள் ராசியில் ராசினா என்னங்க ஏன் சந்திரனை அடிப்படையாக நீங்கள் வச்சு சொல்கிறீங்க குணம் வெளிப்படணும் சந்திரன் என்பது உங்கள் மனம் சந்திரன் என்பது எந்த அந்த சந்திரனை சந்திரனுடன் சேர்ந்த கிரகங்கள் சந்திரன் இருக்கும் பாவம் சந்திரன் இருக்கும் ராசி சந்திரனை பார்க்கும் கிரகங்கள் எல் இது எல்லாமே உங்களை ஆளுமைப்படுத்தும் இந்த கிரகங்களின் தாக்கம் உங்களின் மூலமாக வெளிப்படும் சரிங்களா அப்போனா சனியின் சார்ந்த பலன்களும் உங்களுக்கு இருக்கும் சனியின் சார்ந்த அறிவு திறமை நெகட்டிவ் பாசிட்டிவ் எல்லாமே உங்களுக்கு வெளிப்படும் அது ரெண்டாவது பாயிண்ட் ஒன்று அது மேசத்தில் இருக்கா ரிஷபத்தில் இருக்கா அந்த ராசியின் தன்மையை வெளிப்படும் நிறைய பலன்கள் போயிட்டுருக்கு அப்புறம் நட்சத்திர பலன்களும் வெளிப்படும் அது என்ன நட்சத்திரத்தில் இருக்குது அது என்ன கிரகம் பார்க்குது பார்த்தீங்களா ஒரு வரியில் நம்மளால் என்றைக்குமே விளக்க முடியாது ஆனால் அதனால தான் நம்ம பொது பலன்கள் பொது பலன்கள் அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம் சந்திரன் சனி சேர்க்கைக்கான மேசத்தில் ஒரு பலனும் ரிஷபத்தில் வேறு ஒரு பலனும் அதுவே தனுசில் இருக்கும்போது அப்படியே எக்ஸாக்டாக வேறு மாதிரி இருக்கும் சரிங்களா இப்போ மேசத்தில் இருக்கும்போது சனி நீசமாக இருக்கும் நீசமாய் சந்திரனுடன் சேர்ந்து இருப்பது ஒரு பலன் அதே ஒன்று துலாத்தில் உச்சமாக இருக்கும் உச்சமாய் சந்திரனுடன் சேர்ந்து இருப்பது ஒரு பலன் இந்த பலன்கள் மாறுபடுது இல்லையா நம்ம வந்து ஒரு பொறுப்பலனா சில தன்மைகள் சொல்ல போகிறோம் நீசமாக நீசமாவதற்கு ஒரு உச்சமாகி இருப்பதற்கும் பலன்கள் கொஞ்சம் ஏறக்குறைய கொஞ்சம் இருக்கும் அதை நீங்கள் தான் பார்த்துக்கணும் அந்த பலன்களை நீங்கள் அதிகரிச்சுக்கலாம் இல்லை தன்மை அதிகரிச்சிருக்கும் சரிங்களாங்க அடுத்தது வந்துட்டு இந்த சந்திரன் சனி இந்த சந்திரன் ரா கடக ராசிக்காரர்களுக்கு மகர கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த சந்திரன் சனி சேர்க்கை நான் சொன்ன மாதிரியே முன் பின்னாக பத்து டிகிரிக்குள்ளார சந்திரனை விட்டு இருந்தால் கண்டிப்பாக அதீதமாக இவர்களுக்கு அந்த பலன் பொருண்டும் இப்போ மேச ராசிக்காரங்களுக்கு ரிசப ராசிக்காரங்க மன ராசிக்காரங்களுக்கு நீங்கள் சொன்ன பலனில் ஒரு அறுபது சதவீதம் தாங்க பொருண்டது அப்படின்னு சொல்லுவீங்க ஆனால் இந்த மகரம் கும்பம் லக்கண ராசி கடக லக்கண ராசிக்காரர்களுக்கு எண்பது சதவீதம் அது பொருண்டிய தீரும் பொருண்டும் அந்த குறிப்பிட்ட விதி ஆனால் நம்ம திருப்பியும் சொல்கிறேன் அனைத்து விதிகளும் உட்பட்டு தான் இருக்கும் அந்த ராசி நட்சத்திரம் அந்த ராசியின் தன்மை அப்புறம் சனியின் தன்மை இது எல்லாமே ஒன்று சென்று தான் இருக்கும் நம்ம ஒன்று எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பார்க்க முடியுமோ நம்ம அதை பார்த்துருவோம் சரிங்களா முதல்ல முதல்ல சந்திரன் அப்படின்னு அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் வந்துட்டு சந்திரன் எங்கே இருக்கோ பாருங்கள் அதுதான் உங்கள் ராசியாக சொல்லுவோம் ஏன்னா உங்கள் மனம் அதில் தான் இருக்குன்னு அர்த்தம் இப்போ சந்திரன் வந்து மேசத்தில் இருக்குது ஒன்றாம் ஒன்றாம் வீட்டில் இருக்கனா மேசந்தாசி ரெண்டாம் வீட்டில் இருந்தால் ரிஷபராசி அப்படின்னா இந்த சந்திரனுக்கு சில காரண இன்னும் சில காரகத்துவங்களாக நம்ம இப்போ பார்ப்போம் பாருங்கள் சந்திரனுக்கு மனதை குறிக்கும் உங்கள் எண்ணத்தை குறிக்கும் நீங்கள் எப்படி சிந்திக்கிறீங்க உங்கள் ஆற்றலை குறிக்கும் நீங்கள் ஒரு டெசிஷன் மேக்கிங்லாம் சொல்ல முடியலையா அதெல்லாம் சந்திரன் தான் அந்த டெசிஷன் மேக்கிங்கு பல பேரை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு டெசிஷன் எடுப்பாங்க நாளைக்கு வேறு ஒரு டெசிஷன் எடுப்பாங்க இதுக்கு எல்லாமே ஆளுமை இருக்குது ஏன்னா சந்திரன் வந்து வேகமாக செல்லும் கிரகம் அது இரண்டரை நாட்களுக்கு ஒரு ராசியில் இருக்கும் மேசத்தில் இரண்டரை நாட்கள் இருக்கும் அதுதான் சந்திரன் அப்படின்னா ஒரு மா அந்த ராசி சந்திரன் வந்து அந்த கிரகநிலைகள் கோச்சாரத்தில் மாறும்போது அவங்களோட டிஷனும் அவங்களோட சிந்திக்கும் திறனும் மாறிட்டே இருக்குது இன்றைக்கி சில பேர் ஜாலியாக இருப்பாங்க நாளைக்கு வந்து டென்ஷனாக இருப்பாங்க நாளாக அன்றைக்கி வந்து கூலாகிடுவாங்க ஏன்னா சந்திரன் நிலையற்றது சந்திரன் உங்கள் மனம் மாறிக்கொண்டே இருக்கும் பிரச்சனை வரலாம் பார்த்துக்கலாம்ப்பா அதெல்லாம் நாளைக்கு போயிடும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்போனா எதுவுமே நிலையற்ற தன்மையை சொல்வார் சந்திரன் ஒரு அன்பு ஒரு பாசத்தை சொல்வார் பாசம் ஒரு அதீதமான ஆர்வம் கலை சார்ந்த விஷயங்களில் அதிகமாக ஆர்வம் இருக்கிறது கற்பனை டெக்கரேஷன் இமேஜினேஷன் இது எல்லாமே சந்திரனின் தன்மை அப்புறம் உணவு உணவின் மேலே அதிகமாக விருப்பம் இருக்கிறது பால் அப்புறம் வந்து நீங்கள் எப்பயுமே ஒரு ஜாலியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அடுத்தவங்களை கவர்ந்து பேசணும் இப்படியெல்லாம் சொல்வதான் சந்திரனின் குணம் சந்திரனின் ஆளுமை சரிங்களாங்க அடுத்தது வந்து சனியை நான் பார்ப்போம் நான் என்ன சொன்னேன் சனி வந்து சன் சந்திரன் வந்து இரண்டரை நாட்களுக்கு ஒரு கிர ஒரு ராசியை விட்டு கடந்துடும் சொல்கிறேன் ஆனால் சனி வந்து இரண்டரை வருடங்கள் டூ பாயிண்ட் ஃபைவ் இரண்டரை வருடங்கள் ஒரு ராசியை விட்டு கடக்க ஒரு நேரம் எடுத்துக்கும் பார்த்தீங்களா எவ்வளவு கான்ட்ரஸ்டான தன்மைகள் சந்திரன் வேகமாக பயணிக்கிற கிரகம் சனி வந்து ஸ்லோவாக மூவ் ஆகிற பிளானட்டு இந்த ரெண்டு கிரகங்களும் ஒன்றா இணைந்தால் தன்மை எப்படி இருக்கும் ஆச்சரியமாக இருக்கு இல்லையா சனியின் தன்மை என்ன ஒரு நேர்மையாக இருக்கணும் கரெக்டாக இருக்கணும் நமக்கு அவங்களுக்கு அவங்களே ரூல்ஸ் போட்டுப்பாங்க இப்படி இருந்தாலும் நான் இப்படி தான் நடப்பேன் நான் இப்படி தான் பேசுவேன் கொஞ்சம் பல நேரங்களில் வந்துட்டு விரக்தி ஏற்படும் தனிமையாக இருக்கணும் யாரோடையும் பேசக்கூடாது ஆழ்ந்து சிந்திக்கணும் அவங்க சந்தேகம் படுவாங்க சந்தேகம் ஏற்படும் அதாவது டிடெக்டிவ்னு கூட சில நேரம் சொல்லலாம் ஏதாவது ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டே இருக்கணும் அது அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ ஆனால் என்ன யோசிக்கணும்னு கண்டே பிடிக்க முடியாது ஏதாவது ஒன்று தேடுவாங்க ஆனால் என்ன தேடுறாங்க கண்டுபிடிக்க முடியாது பல நேரங்களில் பிரிவு பிரிவு என்பது வந்து நீங்கள் விலகி இருக்கும் இவங்க தனியாக இருக்கணும் அப்படி யோசிக்கிறனாலேயே ஏதோ ஒன்று யோசிப்பாங்க இவங்களாம் ஒன்று நினச்சிப்பாங்க ஒரு குறை கூறும் தன்மைங்கிறது இயல்பாகவே வரும் அதாவது ஸ்ட்ரிக்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க ரூல்ஸ் ஃபாலோ பண்ணலன்னா உங்களுக்கு எப்படிங்க நீ அப்படி பண்ணுற இப்படி பண்ணுற எனக்கு பிடிக்கல போய் பேசுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு அது கொஞ்சம் சனியின் தன்மை அது எல்லாமே கொஞ்சம் கடுமையாக உழைக்கிறது எந்த ஒரு விஷயத்தையுமே தாமதிச்சுன்னு சொல்லுவாங்க அது பல நேரத்தில் வந்து பெர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் பெர்ஃபெக்ஷனாக இந்த விஷயத்தை பொறுமையாக செய்வாங்க ஆனால் ரொம்ப லேட்டாகும் டெக்கரேஷன் செய்கிறதில் ஆர்வம் இருக்கும் குக்கிங் சைடில் ஆர்வம் இருக்கும் ரொம்ப டைம் எடுத்துப்பாங்க இவ்வளோ இந்த விஷயத்தை இவ்வளோ பெர்ஃபெக்டாக இது எல்லாமே ஆட் பண்ணணும் அறக்குறையாக செய்கிற ஆளுங்க இவங்க கிடையாது பல விஷயத்தங்களை இவங்களே சிந்திச்சுக்கிட்டு இவங்களே ஒரு முடிவு இல்லாமல் இருக்கிறதுனால இவங்களுக்குள்ளேயே ஒரு குழப்பம்னு ஏற்படும் சரிங்களாங்க இதுதான் சனியின் பண்புகள் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கங்க இப்போ இந்த சந்திரனும் சனியும் ஒன்றாக சேர்ந்து இருக்குது ஒரு பாவத்தில் நீங்கள் உதாரணம் உதாரணத்துக்கு ஒரு பாவத்தை வச்சுக்கோங்க மேசத்தில் மேசத்தில் சந்திரன் நைன்டி டிகிரிலையும் சனி பதினைந்து டிகிரிலையும் இருக்குன்னா சந்திரனின் ஆளுமை முழுவதும் சனியின் சனியினால் சூழப்பட்டிருக்கும் அப்படின்னு என்னது இவங்க வந்து ஏதாவது ஒரு பழைய விஷயத்தை நினச்சிக்கிட்டே இருப்பாங்க சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க கடந்த கால விஷயங்களை நினச்சிக்கிட்டே யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஒரு அப்படி பண்ணியிருக்கலாம் இப்படி பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒன்று இருக்கும் தாய் வழி உறவு சந்திரன் வந்து தாயை குறிப்பிட மறந்துட்டார் சொல்ல மறந்துட்டார் பாருங்கள் சந்திரன் வந்து அம்மாவை குறிப்பிட்டார் முக்கியமான காரவத்துவம் சந்திரன் வந்து அப்படின்னா பாசத்துக்காக சனி வந்து பிரிவை கொடுக்கும் பாசத்துக்காக அதிகமாக இயங்குபவர்களாக இருப்பாங்க இல்லைன்னா அம்மாவின் அன்பு கிடைக்காது ஒன்று வந்து அம்மாவை விட்டு விலகி இருக்கும் சூழ்நிலை இருக்கும் அதிக காலம் அம்மா வேற ஒரு இடத்துல ஒர்க்கில் இருப்பாங்க அம்மா வேறு ஒரு ஊருக்கு ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் சரி அம்மாவை கூட ரொம்ப நாள் இவங்க வாழ முடியாத சூழ்நிலை ஏற்படும் ஒன்று தாயார் வழி உறவினர் வழி முறையில் வந்து சில சொத்து பிரச்சனைகள் இருக்கும் ஏன்னா சனி வந்து பிரிவை உண்டு பண்ணும் சனி வந்து குறை அப்படின்னா தாயாருக்கு அந்த தாயாருக்கே சொத்து பிரச்சனை இருக்கலாம் இல்லை தாயார் வழி குடும்பத்தில் கண்டிப்பாக இருக்கும் ஒன்று வந்து தாயார் அந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க சனி வந்து நோயை சொல்லும் கிடக்கும் அப்படின்னா தாயாருக்கு சில நேரங்களில் அதீதமாக உடல்நிலை பிரச்சனை வந்து அது இவர்களை பாதிக்கும்படியும் இருக்கும் ஒன்று இந்த சந்திரன் சனி சேர்க்கை இருப்பவர்களுக்கு ஐயோ தாயாருக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது உடல்நல பிரச்சனை இருக்குது அதை வந்து நம்மளால் கவனிக்க முடியலையே இந்த ஏக்கம் அன்பு ஏக்கம் பாசம் சொல்லும் இல்லையா இந்த சனி அவர்களுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கும் பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டு அதுலேயே காலம் படுத்திடுவாங்க இவங்க செயல்பாட்டுக்கு வருவாங்களாங்கிறது ரொம்ப சந்தேகம் அப்படி வந்துட்டாங்கன்னா ரொம்ப பெர்ஃபெக்ஷனஸ் பெர்ஃபெக்ஷனிஸ்ட்டாக இருப்பாங்க இது இப்படி தான் செய்யணும் இப்படி தான் செய்யணும் ஒரு காலம் கடந்து அதை ரொம்ப பொறுமையாக நிதானமாக செய்வாங்க அது அறவே உங்களுக்கு ஒரு நல்ல பேர் ஏற்படுத்தும் முக்கியமாக எதில் பார்த்தீங்கன்னா இந்த கலை சார்ந்த விஷயங்கள் அப்புறம் டெக்கரேஷனு உணவு சம்மந்தப்பட்ட பொருட்கள் உணவு சார்ந்த விஷயங்களில் பல நேரங்களில் இவங்க அதில் வந்து ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட் ஒரு அதீதமான ஆர்வமும் திறமையும் இருப்பதை நம்மளால் பார்க்க முடியாது பல நேரங்களில் அதுவும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து இவங்க குடும்பத்திலேயே தாயார் வழி உறவு முறையில் சந்திரன் தாயை குறிப்பாகனாலேயும் இவங்க இவங்களோட மனநிலை குறிப்பு இவங்களோட குடும்பத்திலேயே வந்து யாராவது ஒரு வந்து ஆக்சிடெண்ட்டால் இரண் இரண்டிறக்க நேர்ந்தலாம் இல்லைனா அதீதமான ஒரு சர்ஜரி ஒரு சிவியர் சர்ஜரி அவங்க கோத்ரூ பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லலாம் அப்படின்னா இந்த சனியோட ஆளுமே அவங்களுக்கு இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு விஷயத்தை வந்து பொறுமையாக நிதானித்து பண்ணுபவர்களாகவும் இருப்பாங்க ஒரு விஷயத்த ரொம்ப நேரம் காலம் கா தாழ்த்துவாங்க யோசிக்கிறதுலையே தேவையில்லாத விஷயத்தை சிந்திச்சுக்கிட்டு தனியாக விரக்தியாக டிட்டாச் இது எதுக்கு இந்த உலகம் நம்ம தனியாக போயிடலாம் தனியாக ஒரு ஐடியலிஸ்டாக இருப்பாங்க தனியாக ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டு நம்ம இப்படி தான் இருக்கணும் இப்படி போய்க்கலாம் ஒரு ஒரு விரக்தின்னு சொல்கிற போல தனிமையை அதிகமாக விரும்புபவர்களாக இருப்பாங்க பல நேரங்கள் அல்லது தனிமை இவர்கள் மீது திணிக்கப்படும் இவங்க விரும்பலாம் தானாக வரும் இல்லைன்னா ஆன்மீகம் சார்ந்த பற்று ஆர்வம் அதிகமாக இருக்கும் எல்லாம் அப்போனா தனி சண்டன் இருக்கிறவங்க எல்லாருமே ஆன்மீகமாக அப்போனா சில பேர் வந்து கடவுள் மறுப்பாளர்கள் அப்படின்னா ஒரு கொள்கையில் பிடிப்பாளர்களாக இருப்பாங்க அதான் சொல்கிறேன் ஒரு கொள்கையை அதீதமாக விரும்புபவர்கள் நேசிப்பவர்கள் அப்படின்னு ஒரு இதாக இருப்பாங்க ஆன்மீகம் இல்லைன்னா அப்படி சரிங்களா இது யாருக்கு பொருந்தும் மகரம் கும்பம் கடகம் ராசிக்காரர்களுக்கு நான் சொன்ன ரூல்ஸில் ஏற்கனவே இருந்தால் ரொம்ப அதிகமாக இவங்களுக்கு பர்ஃபெக்டாக இவங்களுக்கு பொருந்தும் பல நேரங்களில் இந்த சனி சந்திரன் சேர்க்கை இருக்கிற குடும்பத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கார்த்திகை மூலம் பூரம் ரேவரி இந்த நட்சத்திரக்காரர்கள் ஒன்று அம்மாவின் குடும்பத்தில் இருப்பாங்க இல்லை இவர்களின் குடும்பத்திலேயே இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம் மற்றபடி இன்னொன்று துல்லியமாக பலன் சொல்லணும்னா ஒன்று வந்து அந்த என்ன கிரகம் எந்த ராசியில் இருக்குன்னு பார்க்கணும் எந்த நட்சத்திரத்தில் இருக்குன்னு பார்க்கணும் சனி எந்த நட்சத்திரத்துலேருந்து ஆளுமை செலுத்துகிறார் எப்படின்னு அவ்வளோ டிகிரி வயசில் இருக்குது அப்படிங்கிற நம்ம பார்க்கணுங்க இவ்வளோ விஷயங்கள் பார்த்துலாம் நம்ம ஒரு பொறுப்பலன்னு சொல்ல முடியும் மொத்தத்தில் ரொம்ப சன் சந்திரனும் சனியும் மிக மிக மிக நெருங்கி இருந்தால் ஒரு ஒரு டிகிரி இரண்டு டிகிரி இருந்தால் இவங்க முடிவெடுப்பது ரொம்ப குழப்பவாதிகளாக இருப்பாங்க அதே இவங்க குரு பார்த்துச்சுன்னா ரொம்ப தெளிவு இருக்கும் குருவோட இந்த பாவத்தை பார்த்துச்சுன்னா நான் சொன்ன பிரச்சனைகள் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும் எல்லாமே இருக்காது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் பிரச்சனைகள் பாசிட்டிவாக இருக்கும்னா தயார் வழியில் பிரச்சனை குறைவாக இருக்கும் அப்படி இருந்தாலும் அது சமாளிக்கக்கூடியதாக இருக்கும் அது பெரிய அளவில் தயாரிக்க கூட நல்ல பிரச்சனையே இருந்திருக்காரு பாசிட்டிவாக இருக்கும் இவங்க மட்டும் ரொம்ப தெளிவாக முடிவெடுப்பாங்க பார்த்தீங்களா ஒரு பலன் எப்படியெல்லாம் மாறுபடுன்னு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் நன்றி